அம்மா என்ன மொழே அம்மா நம்ம போய் குளிச்சுட்டு வரேம்மா கொஞ்ச நேரம் இதை பார்த்துக்கோமா மொழே அம்மா உனக்கு இந்த மொழி பப்பாளி வெட்டிட்டு இருக்கேன் நீ அப்பாவை கூப்பிடு அப்பாவை கூப்பிட்டு எடுத்துக்க அப்பா என்ன மொழே அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப்புப்பா இங்கே வாங்கப்பா அண்ணா வார என்ன மொழே அப்பா நம்ம போய் குளிச்சுட்டு வரேன்ப்பா நான் வரது வர இங்கே மவுசை மட்டும் ஆட்டிட்டே இருங்கப்பா அப்புறமா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி லாக் அவுட் ஆயிருப்பா எனக்கு அப்புறம் லீவ் விழுந்துரும்ப்பா ஆ இல்லை எனக்கு தெரியும் நீ போய் குளிப்போப்பா ஆ சரிப்பா நான் போயிட்டு வரேன் ஆ A few moments later. Appa? அமோலே mouse at number half ஆயிட்டு மோலே அந்த அண்ணன் என்ன கொடுத்த என்ன நாள்ல இன்னைக்கு ஒரு ஆடு இதுவரையும் சிக்கே இல்லையே அண்ணன் நான் ஒரு சேலஞ்ச் தரலான்னு இருக்கேன் என்னால ரிவெஞ்சா ஐயா அண்ணன் நானா ரிவெஞ்சா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா சரி விஷயத்துக்கு வா இந்த கிளாஸ் லிஃப்ட் ஆனா உன கைய நீ யூஸ் பண்ணணும் என்ன கையில லிஃப்ட் பண்ணறதா சரி ஒரு பலூன் எடுத்துட்டு வா இவன் ஏன் பலூன் கேக்குறான் ஒண்ணுமே புரியலையே யூடியூப்பை போய் பாருடா ஐயோ மினிமம் இருக்கும் மக்களே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்